Java வில் டைப் கன்வர்ஷன் குறித்த ஸ்போக்கன் டுடோரியலுக்கு நல்வரவு நாம் கற்க போவது டேட்டாவை ஒரு டேட்டா type ல் இருந்து மற்றொன்றுக்கு மாற்றுவது இரு வகை கன்வர்ஷன்ஸ் உள்ளன மறைமுக மற்றும் வெளிப்படை கன்வர்ஷன் strings ஐ எண்களாக மாற்றுதல் இந்த டுடோரியலுக்கு பயன்படுத்துவது Ubuntu 11.10, JDK 1.6 மற்றும் Eclipse 3.7. இந்த டுடோரியலை தொடர Java டேட்டா டைப்ஸ் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அது தொடர்பான டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை காணவும். டைப் conversion என்பது data வை ஒரு டேட்டா type ல் இருந்து மற்றொன்றுக்கு மாற்றுதல் அதை செய்வதை காண்போம் Eclipse க்கு வருவோம் Eclipse IDE மற்றும் மீதி code க்கு தேவையான அமைப்பும் உள்ளது கிளாஸ் TypeConversion ஐ உருவாக்கி main method உம் சேர்த்துள்ளோம் சில variableகளை உருவாக்குவோம் int a equal to 5 semicolon float b semicolon b equal to a semicolon இரண்டு வேரியபிள்களை உருவாக்கியுள்ளேன் a ஒரு integer b ஒரு float float variableல் integer மதிப்பை சேமிக்கிறேன் இப்போது float variable வைத்துள்ளதை காண்போம் system.out.println bracketகளில் b semicolon file ஐ சேமித்து இயக்குவோம் integer 5 float 5.0 ஆக மாறியுள்ளதை காண்கிறோம் இந்த வகை மறைமுக conversion எனப்படும் மதிப்பு தானாகவே டேட்டா டைப்புக்கு பொருந்துமாறு மாற்றப்படுகிறது அதே முறையை பயன்படுத்தி float ஐ int ஆக மாற்றலாம் 5 ஐ நீக்கவும் float b equal to 2.5f semicolon b ஐ a வில் சேமித்து a வின் மதிப்பை அச்சடிப்போம் file ஐ சேமிக்கவும் பிழை இருப்பதை பார்க்கிறோம் அது type mismatch cannot convert from float to int அதாவது int இருந்து float க்கு மாற்றுதல் மட்டுமே மறைமுக கன்வர்ஷனால் முடியும் மற்ற வழியில் அல்ல float இருந்து int க்கு மாற்ற வெளிப்படை கன்வர்ஷனை பயன்படுத்த வேண்டும் அதை செய்வதை பார்ப்போம் variable க்கு முன்னால் parenthesis ல் int ஐ பயன்படுத்துவதன் மூலம் செய்கிறோம் இந்த statement சொல்வது வேரியபிள் b ல் உள்ள டேட்டா இன்ட் டேட்டா type ஆக மாற்றப்பட்டு a ல் சேமிக்கப்பட வேண்டும் file ஐ சேமித்து இயக்கவும் பார்ப்பது போல float மதிப்பு int ஆக மாற்றப்பட்டுள்ளது ஆனால் டேட்டா க்கு பொருந்த டேட்டா அதற்கேற்றார் போல மாறியுள்ளது int இருந்து floatக்கு டேட்டாவை மாற்ற வெளிப்படை conversion ஐயும் பயன்படுத்தலாம் முன் உதாரணத்தை முயற்சிப்போம் int a equal to 5 semicolon float b semicolon b equal to float a semicolon system dot out dot println bracketகளில் b semicolon integer ஐ float ஆக மாற்ற வெளிப்படை conversion ஐ பயன்படுத்துகிறோம் file ஐ சேமித்து இயக்கவும் இன்ட் மதிப்பு float மதிப்பாக மாறியுள்ளதை பார்க்கிறோம் character ஐ integer ஆக மாற்றும்போது நடப்பதை பார்ப்போம் int a semicolon char c equal to single கோட்களில் m semicolon a equal to int of c semicolon system dot out dot println bracketகளில் a semicolon character m ஐ integer ஆக மாற்றி மதிப்பை அச்சடிக்கிறோம் அதை சேமித்து இயக்குவோம் நாம் பார்ப்பது போல வெளியீடு 109 அது m இன் ஆஸ்கி மதிப்பு அதாவது கேரை ஐ மாற்றும் ஆக அதன் ஆஸ்கி மதிப்பு சேமிக்கப்படுகிறது இதை ஒரு எண்ணுடன் முயற்சிக்கலாம் char c equal to 5 semicolon அதை சேமித்து இயக்குவோம் நாம் பார்ப்பது போல வெளியீடு 53 அது 5 இன் ASCII மதிப்பு இது எண் 5 அல்ல எண்ணை பெற string ஐ பயன்படுத்தி அதை இன்டிஜராக ஆக மாற்ற வேண்டும் அதை செய்வதை பார்க்கலாம் main function ஐ நீக்குவோம் எழுதுக ஸ்ட்ரிங் sheight height ன் ஸ்ட்ரிங் வடிவம் equal to டபுள் கோட்களில் 6 semicolon int h equal to வெளிப்படை conversion int of s height semicolon system dot dot out print ln bracket galil h semicolon file ay சேமிக்கவும் மதிப்பு 6 உடன் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் ஐ உருவாக்கி அதை இன்டிஜருக்கு க்கு மாற்ற முயற்சிக்கிறேன் ஆனால் ஒரு பிழையை பார்க்கிறோம் அது cannot cast from string to int அதாவது strings ஐ மாற்ற வெளிப்படையான அல்லது மறைமுகமான conversion ஐ பயன்படுத்த முடியாது அதை மற்ற முறைகளால் செய்ய வேண்டும் அவற்றை பயன்படுத்துவோம் int of sheight ஐ நீக்கி எழுதுக integer dot parseInt of sheight semicolon file ஐ சேமித்து இயக்கவும் மதிப்பு வெற்றிகரமாக integer க்கு மாறியுள்ளதை காண்கிறோம் இதை செய்ய integer moduleன் parseInt method ஐ பயன்படுத்துகிறோம் 6 5 4 3 போல ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்கள் இருப்பின் என்ன நடக்கும் என பார்க்கலாம் file ஐ சேமித்து இயக்கவும் மீண்டும் string வைத்துள்ள எண் வெற்றிகரமாக integer ஆக மாற்றப்பட்டுள்ளதை காண்கிறோம் string ஒரு தசம எண்ணாக இருந்தால் என்ன நடக்கும் என பார்க்கலாம் 6543 ஐ 6543 ஆக மாற்றுக இப்போது string இல் தசம எண்ணை கொண்டுள்ளோம் இதை integer ஆக மாற்றுகிறோம் file ஐ சேமித்து இயக்கவும் பிழை இருப்பதை பார்க்கிறோம் ஏனெனில் தசம எண்ணை கொண்ட ஸ்ட்ரிங்கை ஐ ஆக மாற்ற முடியாது இதை float ஆக மாற்ற வேண்டும் அதை பார்க்கலாம் முதலில் data type float ஆக இருக்க வேண்டும் அடுத்து float.parsefloat ஐ பயன்படுத்துவோம் தசம எண் கொண்ட ஸ்ட்ரிங்கை ஐ சரியான தசம எண்ணாக மாற்ற float class parse float methods ஐ பயன்படுத்துகிறோம். file ஐ சேமித்து இயக்கவும். தசம எண்ணைக் கொண்ட ஸ்ட்ரிங் வெற்றிகரமாக தசம எண்ணாக மாறியுள்ளதைக் காண்கிறோம். இவ்வாறுதான் மறைமுகமான மற்றும் வெளிப்படையான conversionகளையும் ஸ்ட்ரிங்ஸை ஐ எண்களாக மாற்றுவதையும் செய்ய வேண்டும் இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது நாம் கற்றது டேட்டாவை வை ஒரு டேட்டா டைப்பில் இருந்து மற்றொன்றுக்கு மாற்றுதல் வெளிப்படையான மற்றும் மறைமுகமான conversionகள் என்றால் என்ன ஸ்ட்ரிங்ஸை ஐ எண்களாக மாற்றுதல் இப்போது அசைன்மென்ட் integerடோஸ்ட்ரிங் மற்றும் floatடோஸ்ட்ரிங் பற்றி கற்கவும் அவை என்ன செய்கின்றன என்பதையும் கண்டறியவும் இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும் இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் tutorial பயன்படுத்தி செய்முறை வகுப்புகளை நடத்துகிறது இணையத்தில் தேர்வெழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும் contact at spoken hyphen tutorial spoken tutorial பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய திட்டத்தின் வழியே கிடைக்கிறது spoken tutorialorg ஸ்லாஷ் நிமைக்ட்